பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் ஒரு சாங் பண்ணிட்டு இருந்தார் அப்போது நான் உள்ளே போக சொல்லி எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் அந்த ப்ரொடியூசர்லாம் அவங்களாம் சார் இந்த பையனா சார் அப்படின்ற அளவில் அவங்கெல்லாம் எனக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாத அவரை கூப்பிட்டு நேராக வந்து கூப்பிட்டு வந்தேன் சார் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டார் ஆடாடா இவர் சூப்பரான ஆள் வருங்காலத்தில் நீ சூப்பர் சார் ஆகிடுவேன்னு நான் சொன்னேன் அன்றைக்கே சொன்னேன் ஏன்னா நீ சம்பளத்தில் உறுதி உழைப்புக்கேற்ற ஊதியம் அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அது பெரிய படம் சங்கருடைய படம் அதுக்கும் எங்களுக்கும் அது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் பிடிச்சி நாங்கள் பண்ணோம் அப்போது எங்கள் படம் கொஞ்சம் வீக்காக தான் போச்சு ஏன்னா புதுமுகம் அதோட புது விஷயம் எனக்கு ஒரே ஒரு அப்போ என்னென்னா அஜித்துக்கு நிலைமை என்னாச்சுன்னா அஜித்து எங்கள் படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த ஒரு பெரிய இன்னல் உடம்பு சரியில்லாத போச்சு சில ஆப்ரேஷன் நடந்தது இதெல்லாம் மீறி ஒரு வாரான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது அதையும் மீறி ஒரு சிங்கமாட்டம் வெளியில் வந்து பெரிய விட்டு சினிமாவில் அவர் அதுக்கப்புறம் அலைஞ்ச அழைப்பு எவ்வளோ எவ்வளோ கம்பெனி ஏறி ஏறி அவ்வளோ எவ்வளோ யார் யாரை என்னென்ன அவமானப்படுத்துகிறாங்கன்ட்டு எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட அவர் எதுவும் இப்போ இன்னைய இன்னைய அளவில் கூட அவர் அந்த யாருக்கும் தீங்கு செய்யாதால இதெல்லாம் உடைச்சிட்டு அவர் நிற்கிறாருன்ற எண்ணம் உங்களுக்கு வருது இல்லை அதுதான் தலை புரியுதா அதாவது இதெல்லாம் மீறி இதெல்லாம் உடைச்சாலும் கூட ஜனங்கள் அவர் மேலே இருக்கிற ஆதரவும் அன்பும் குறையுதா குறையிலையே ஏப்ரல் முப்பது கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலவச மாதிரி தேர்வு register before April twenty seven experience ten days of grand Europe trip for easy EMI of rupees twenty five thousand only with GT holidays south India's number one travel brand வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நன்றி தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து பல கோடி ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனை வந்து நீங்க அறிமுகப்படுத்தினது கண்டிப்பாகவே முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி சார் சரி சார் இப்போ முதல் கேள்வி நேரடியாக ஆரம்பிச்சிடலாம் எப்படி அமராவதி வந்து நடந்தது சார் எப்படி இவரை வந்து நீங்கள் செலக்ட் அதாவது அமராவதி ஆரம்பிக்க சொல்ல நான் தலைவாசல் முடிச்சுட்டு உடனே ஆரம்பிக்கிறதுக்கு காரணம்னா தலைவாசல் நைன்டி டூவில் ஆரம்பித்து உடனே முடித்த உடனே செல்வாவுக்கு உடனே பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால உடனே அவருக்காக நான் படம் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அவர் ஒரு கதையை லவ் ஸ்டோரி சொன்னார் அதுக்கு புதுமுகத்தையே வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்த பிறகு அவர் ஒரு ஹோட்டலில் தான் கதையை சொன்னார் நாங்கள் டிஃபன் சாப்பிடுறதுன்னு சொன்னார் ஓகே போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே நாங்கள் ஆட்களை தேடி பிடிச்சா அவர் மீதி எல்லா கேரக்டரும் ஆளுங்க எடுத்துட்டார் ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு கதாநாயகனை மட்டும் முதல் ஒரு ஆளை நாங்கள் செலக்ட் பண்ணி மொத்தம் நாற்பத்தஞ்சு நாள் ஊட்டி ஷூட்டிங் போகலான்னு போயிட்டாங்க போன பிறகு அங்கே ஷூட்டிங்கில் அவர் அனுப்பிச்சாலும் ஆள் சரியாக வரலன்ட்டு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ண உடனே அவரே எனக்கு ரெஃபரன்ஸ் ஒருத்தர் கொடுத்தாரு அவர் ஆயட்டில் பண்ணியிருக்காரு அவர் தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறாரு ஒரு பையன் நல்லாயிருக்கா நீங்கள் பார்த்தா நம்ம படத்துக்கு ஆப்டாக இருப்பார் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி அந்த ரெஃபரன்ஸ்லாம் வாங்கிட்டு நான் அவரை தேடி கண்டுபிடிச்சேன் இதில் போய் பார்த்தேன் நான் முதல் பார்த்தது பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் ஒரு சாங் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது நான் உள்ளே போக சொல்லி எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் அந்த ப்ரொடியூசர்லாம் அவங்களாம் சார் இந்த பையனா சார் அப்படின்ற அளவில் அவங்கெல்லாம் எனக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாத அவரை கூப்பிட்டு நேரம் வந்து கூப்பிட்டு வந்து உள்ளே வர சொல்ல அவர்கிட்ட நீ என்னப்பா பண்ண போகிற தமிழ் படம் நடிக்கிறியா அப்படின்னு சார் தமிழ் படத்துக்காக சார் நான் வந்தேன் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எப்போ போகலாம் சார் அப்படின்ற அளவில் கேட்குறேன் சரி ரைட்டு வாப்பா போகலாம் நம்ம போகலாம் நாளைக்கே போக வேண்டியது வரும்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் நான் இப்போ இந்த இன்றைக்கி சாங் இன்றைக்கி முடிஞ்சது சார் நாளைக்கே வந்துடுறேன் சார் அப்படின்னா சரி அதை முடிச்சுட்டு அவரோட தோலில் போட்டு வெளில போட்டு போக சொல்லு சார் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன் ஆடாடா இவர் சூப்பரான ஆள் வருங்காலத்தில் நீ சூப்பர் ஸ்டார் ஆகிடுன்னு நான் சொன்னேன் அன்றைக்கே சொன்னேன் ஏன்னா நீ சம்பளத்தில் உறுதியாக உழைப்புக்கேற்ற ஊதியம் அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவரை என்கரேஜ் பண்ணி அப்புறம் அவரை ஷூட்டிங்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு அங்கே போயிட்டு அவர் நல்ல செல்வாகவும் அவரும் ஐக்கியமாயிட்டாங்க கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் எப்போவுமே புது ஆர்டிஸ்ட் தானே செல்வாவும் ரெண்டாவது படம் ஆகவே எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்து வேலை பண்ணாங்களே தவிர எல்லாருமே அது தெரியும் அதே போல் தான் இவர் கூட நடித்த கதாநாயகியும் புதுமுகம் தான் சங்கவி அவங்களும் நான் செலக்ட் பண்ணி தான் நான் தான் அனுப்பிச்சேன் அவங்கள அதுபோல் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக அவங்க நாற்பத்தஞ்சு நாள் குடும்பமாக நடத்திட்டு இருந்தாங்களே தவிர அதே போல் சில விஷயங்கள் அமராவதி தான் பெரிய பெரிய ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்ல முடியும் ஏன்னா எல்லாரும் புதியவர்கள் எல்லாருமே புரிஞ்சோம் அதே போல் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு இங்கே வந்து சாங் ஒன்று பண்ணணும் விசித்திரா வந்து சண்டை போட்டாங்க தலைவாசலில் என்னை போட்டு இதில் விட்டிங்களா சார் அப்படின்னு அவங்களுக்காக ஒரு சாங்கம் பண்ணோம் சோக்கு சுந்தரின்னு ஒரு சாங் இது போல் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் சில தான் ஞாபகம் ஆனால் அன்றைக்கே எனக்கு தெரியும் அஜித்ன்ற ஒரு முயற்சியோட பெரிய விஷயம் பண்ணுவார் நாளைக்கு ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாட்டம் இருந்தார் தவிர வருங்காலத்தில் அவர் பிரின்சிபால் அளவுக்கு வளர்ந்துருவார் அப்படின்றதுல எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ காரணம் என்ன அவர் முயற்சி விடாத முயற்சி எங்களால் வளர்ந்தாருன்னு சொல்கிறத விட அவர் முயற்சினால் வளர்ந்தார் தான் பெரிய விஷயம் நாங்களாம் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துமே தவிர அதை எல்லாருமே அது போல் பயன்படுத்திடலாம் இப்போ பத்து படம் பண்ணியிருக்கேன் பத்து படத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து தான் படம் பண்ணியிருக்கோம் அதில் முயற்சி இருக்கிறது தான் அப்படி வரும் இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு எவன் அடிக்கிறான்னா கோலு அவன் தான் பெரியாள் அதுபோல் அது போல் இவர் விடாமுயற்சி இவருக்கு வந்த இன்னல்கள் இவருக்கு வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தா இவர் அதோடு போயிடுவார் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லோரும் நினைத்தாங்க அதெல்லாம் மீறி தன்னுடைய முயற்சினாலையும் எல்லாரும் அவர் உதாசீனப்படுத்தணும் அத்தனை பேர் அதாவது சினிமாவை பார்த்தாவே அவருக்கு வெறுப்பு வருது இப்போது இப்போ நீங்களோட கேட்கலாம் என்ன சார் இவ்வளோ இருந்துட்டு நீங்கள் ஏன் மறுபடியும் அவரை வச்சு படம் பண்ணலன்னு கேட்கலாம் ஏன்னா இது போல் ஆட்கள்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர நம்ம போய் அவருக்கு இன்னும் ட்ரபுள் கொடுக்கலாம் அதோடு இல்லாமல் அவன் சொந்த முயற்சி ஏன்னா அவருக்கு வந்த நீ இன்னல்கள் இழப்புகள் இதெல்லாம் பார்க்க சொல்ல சொந்த முயற்சினால தான் அவர் வெளியில் வந்திருக்காரு தவிர மற்ற நாட்டம் எல்லாருக்கும் ஒரு புஷிங் இருக்கும் அதாவது இப்போ நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பின்னாடி ஒரு புஷிங் இருக்கும் ஆனால் அந்த அந்த புஷிங்லாம் இல்லாத தன்னை நம்பியே நாங்களாம் ஒன்றும் சினிமாவுக்கு ஒன்று வாரிசோடு நாங்கள் வந்தது கிடையாது நாங்களாம் சினிமாவை காதலித்து வந்தவங்க அதுபோல் இவர் எங்கள் கிட்டேருந்து போனதுனாலே என்ன தெரியல விடாமுயற்சினால் மறுபடியும் மறுபடியும் பெரிய நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் இவர் இங்கே இருக்கவங்கலாம் போட்டி கீட்டிலாம் கிடையாது அவர் பெரிய விஷயம் இன்னும் பெரிய விஷயம் பண்ணுவாருன்னு என் நம்பிக்கை இருக்குது அருமை சார் சார் இப்போது பார்க்குறோம் அவருடைய வளர்ச்சி எவ்வளோ பெருசு அப்படின்னு ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையனாக இருக்கிற அவருக்கு அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு சார் இருந்தது சார் அப்போவே அதான் சொல்கிறேன் அந்த அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அவர் சில சாங்லாம் சரியாக வரல அப்படின்னு செல்வா என்கிட்ட சொல்ல சொல்ல மறுபடியும் மறுபடியும் பண்ணுறதுக்கு தான் ஆர்வமாக இருந்தார் தவிர அதோட முயற்சியோட என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லலை நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி நான் செய்கிறேன் முடியும் முடியும் முடியும் அதனால தான் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் இவர்கிட்ட ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும் எல்லாருமே அப்போவே இவர்கிட்ட ஒரு ஒரு நெருக்கமாயிட்டாங்க ஏன்னா தன்னுடைய இப்போ நான் எப்படி அவரை ஒரு சன்னாட்டை பார்க்குறனோ அதே போல் அந்த யூனிட்டே இவர் மேலே ரொம்ப அன்பும் பாசமத்தோடு தான் இருந்தாங்க அதனால் இவர் இவர் வளர்ச்சி அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் சார் ஒரு படம் போயிட்டு இருக்குது அந்த படம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல அந்த படம் நினைச்ச மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அதாவது அந்த படம் ஒப்பீனியன் நான் சொல்றது இல்லை பொதுவாகவே நான் எல்லாம் புது ஆட்களை வச்சு தான் படம் பண்ணுறேங்க அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நான் பார்ப்பேன் படத்தை முடித்த பிறகு தான் நான் பார்ப்பேன் இடையில போட்டு ரெஷ்அப் பார்க்குறது இல்லை அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு பயத்தோடு கொடுக்குறது அதெல்லாம் நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு ஏன்னா முதலே யாருக்கு எதை கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன் அதை மறுபடியும் மறுபடியும் போய் பேசி பிரயோஜனம் இல்லைன்றது கடைசி காப்பி பார்க்கறதுல எனக்கு இதில் நம்பிக்கை வந்து எப்படி இதுலேருந்து ஒரு மூணு நாலஞ்சு பேர் அது வெளியில் வருவாங்கன்ட்டு அதே போல் இதில் நாலஞ்சு பேர் வெளியில் வந்துட்டாங்க அதே போல் ஃபஸ்ட்டு எடுத்துனா அஜித் அதுக்கப்புறம் சங்கவி அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா கே பிஆர்ஓ அதுக்கப்புறம் கேமராமேன் நாலு பேரும் பெரிய ஆளுங்க தான் ஆட்டாங்க பாலா அதனால் பெரிய விஷயம் ஒவ்வொரு படத்துலையும் யாராவது ஏ டு இசட் யாராவது ஒருத்தர் பெரிய விஷயம் பண்ணிவிடுவாங்க என் படத்தில் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி சார் இருந்தது ரிலீஸ் ஆன பிறகு எங்களுக்கு அப்போது ரிலீஸ் ஆன நேரத்தில் எங்களுக்கு காம்படிஷன் ஜென்டில்மேன் அது பெரிய படம் சங்கருடைய படம் அதுக்கும் எங்களுக்கு அது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் பொறுத்து நாங்கள் பண்ணோம் அப்படி தான் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் வரல அப்போது எங்கள் படம் கொஞ்சம் வீக்காக தான் போச்சு ஏன்னா புதுமுகம் அதோட புது விஷயம் எனக்கு ஒரே ஒரு அப்போ என்னென்னா தலைவாசனுடைய எதிரொலி இதுக்கு இருந்தது எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு பெரிய லாஸ் ஒன்றே கிடையாது அதில் ஓரளவு திருப்தியாக போச்சு அவரை நடிகராக ஏற்றுக்கொள்ள அளவுக்கு எல்லாரும் ஒரு நடிகராக உருவாகிட்டாங்கன்ட்டு அப்பவே பேப்பரில் வந்தாச்சு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்கன்னு அதனால தான் உடனே சங்கவிக்க நிறைய வாய்ப்பு வந்து இவருக்கு உடம்பு சரியில்லாத போச்சு அஜித்துக்கு நிலைமை என்னாச்சுன்னா அஜித்து எங்கள் படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த ஒரு பெரிய இன்னல் உடம்பு சரியில்லாத போச்சு சில ஆப்ரேஷன் நடந்தது இதெல்லாம் மீறி ஒரு வாரான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவற்ற அதையும் மீறி ஒரு சிங்கமாட்டம் வெளியில் வந்து பெரிய விஷயம் சினிமாவில் சினிமாவிலே எவன் அழிவான் தான் பாப்பாடு எதோ எவனோ வளரத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் இருந்தாலும் அவரோட விடாமுயற்சி தான் அது காரணம் தவிர வேறு எதுவும் இல்லை உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பார் சார் என் மேலே என் மேலே அன்புன்றதை விட நான் அவர் மேலே வச்சுருக்க அன்பு வேறு அதாவது ஒரு மகனுக்கும் ஒரு தந்தைக்கும் இருக்கிற அன்பு தான் எங்கே எங்கேயும் எப்போ எது எது நடந்தாலும் அவரை நல்லபடியாக தான் நான் நினைக்கிறேன் எது நமக்கு எதுவுமே செய்யலையே படம் பண்ணலையே என்ற எண்ணமே எனக்கு இதுவரையில் வந்ததும் கிடையாது வரவும் வராது காரணம் என்னென்னா நான் அது போல் அவர்கிட்ட பழகியிருக்கேன் அவருடைய இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் ஒரு ஃபாதர் நிலையில் தான் இருந்து சொல்லியிருக்கேன் தவிர வேறு பெரிய அவரை எதிர்பார்ப்பு கிடையாது எங்கிட்டும் அவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது புரியுதா அது ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கிற உறவு தான் சமீபத்தில் எப்போ சார் சந்திச்சிங்க சமீபத்தில் அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு பார்த்தேன் இறக்கத்தோடு தான் இருந்தது ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட நல்ல பழகுவார் நல்ல மனிதர் அவர் இழப்பு நமக்குலாம் ரொம்ப பெரிய இழப்பு தான் அவ்வளோ அந்த அவங்க அப்பா இழப்பை சரி பண்ணுற அளவுக்கு அவருக்கு நம்ம என்ன செய்யணுன்றது தான் நான் இப்போ யோசனை பண்ணிகிட்டு புரியுது சார் சார் அமராவதி உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு படமாக இருந்தது அதுவும் இந்த இடத்துல இந்த இடம் தான் அதாவது இந்த இடம் ஒரு ராசியான இடம்னு நான் எல்லாரும் சொல்லுவாங்க காரணம்னா இங்கேருந்து எல்லாரும் நான் இதுதான் ராசியான இடமா இதுவரையில் அன்னையிலேருந்து இன்ன வரையிலும் வச்சுருக்கேன் இது என்னுடைய பர்சனல் ஆஃபீஸாகட்டும் வச்சுருப்பேன் இந்த இடத்துல வராத ஆட்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பெரிய டைரக்டர்கள் எல்லாரும் உணர்ந்துள்ளாக இருந்தாலும் கூட சினிமாவில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஆட்களாவது இங்கே வந்து போயிருப்பாங்க கதை சொல்கிறதுக்கு வந்திருப்பாங்க டைரக்டர் இருந்தால் இல்லை நடிகராக இருந்தால் நடிகர் இங்கே சான்ஸ் கேட்டு வந்து போட்டுருவாங்க அது சில நேரத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன் நான் டெல்லியில் நிறைய டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணதுனால இங்கே அதிகமாக இருக்க மாட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து சில நேரத்தில் என்னை பார்க்காத போயிருக்கலாம் அதுபோல் சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு இவர் வந்திருக்காரா சார் இவர் வந்திருக்காரா இவர் இங்கே தானே இருந்தார் இவருக்கு இவருக்கு இங்கே தானே இவரும் சுரேஷ் சந்திராவும் டெய்லி காலையில் இங்கே இங்கே நம்ம ஆஃபீஸுக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளை விசாரிச்சுட்டு அதுதான் சொல்கிறேன் ஒரு என்னை எப்படி பார்த்தாங்கன்றது இப்போ சொல்ல முடியாது இதெல்லாம் சொன்னாலும் இப்போ அந்த அளவுக்கு சரியாக இருக்காது ஏன்னா அப்போது அவர் இப்போ வள வளர்த்து வளர்ச்சியில் உச்சியில் இருக்கிறதால நம்ம என்னை பொறுத்தவரையும் எனக்கு வளர்ச்சின்றது மனதளவு வளர்ச்சி தான் என்னுடைய வளர்ச்சி எல்லோரையும் அன்பாக பழகி பேசுகிறோமே தவிர மீதி என்ன சார் ஃபைனான்ஷியலி வளர்ந்துருக்கீங்களா அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது பணம் ஒன்றும் யாருக்குமே சந்தோஷம் கொடுக்குறதில்ல என்னை பொறுத்தவரையும் நான் இப்போ ஒரு ஹாப்பியாக இருக்கேன் அவ்வளோ சார் இப்போது இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அதான் சொல்கிறேன் ஒரு தந்தை எப்படி நினைப்பானோ அந்த அளவில் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா இதை விட பெரிய அளவில் பண்ணணுன்னு தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா இப்போது போட்டி போட்டின்றாங்க ரெண்டு பேர் போட்டினா ரெண்டு பேரெலாம் போட்டியே கிடையாது அவர் வேறு லெவல் புரியுதா நான் தான் சொன்னேன் அவர் இங்கே இருக்கிற இப்போது அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடத்தை விட்டுட்டு இப்போ உலக அளவில் சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு வரணும் இல்லையா தமிழர்கள் தான் தமிழ் படம் தான் நடிப்பாருன்றதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணாருன்னா இன்னும் கூட மகிழ்ச்சி அடைக்கணும் சரி இப்போது சினிமா நடிப்பு இதை தாண்டி அவருக்கு வந்து இந்த மற்ற விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் மற்ற விஷயத்தில் அவருக்கு மற்ற விஷயத்தில் மறைமுகமாக அவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு அதெல்லாம் அவர் நெருங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் உண்மை உண்மையானவர் அன்பானவர் பாசமானவர் புரிதல் அவ்வளோதான் உண்மையானவர் பாசமானவர் உதவிகள் செய்து கண்ணுக்கு தெரியாத உதவி செய்யணும் நிறைய செஞ்சுருக்காரு அது எனக்கே சில விஷயம்லாம் தெரியும் ஆகவே இதெல்லாம் அவர் விரும்பாதவர் இதெல்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் விரும்பாதவர் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசும்போது சம்பளம் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி கேட்டு பேசினாங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் எல்லாம் அந்த காப்பிலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசி அது ஒரு பேச்சே கிடையாது எல்லாம் அவங்க கம்பெனியாட்ட தான் நினைச்சாங்க இப்போது அப்போது புது ஆளாக வந்தார் எங்கள் கம்பெனிக்குள்ளே வந்து அவரே சோடா கிரி சோடா கலைஞனாக மாறிட்டார் இல்லை அவர் என்னை எதுவுமே கேட்குறது எல்லாருமே அதான் இங்கே அதால் தான் நான் பொதுவாக எல்லாருக்கும் கடைசியாக என் படத்தில் கடைசியாக சோடா கலைஞர்களின் படைப்புன்னு போடுறது எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிற ஒரு முயற்சி தான் அப்படின்னு தான் போடுவேன் அதே போல் என்னுடைய படத்தில் துணை இயக்குநர்கள் போட மாட்டேன் வருங்கால இயக்குனர் தான் போடுவேன் இதெல்லாம் அடிப்படையான சில விஷயங்களை நாங்கள் அந்த ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியும் உரு உணர்வுகளை உருவாக்குறது தான் அதெல்லாம் போட்டோம் அஜித் வளர்ச்சி எங்கள் நான் மட்டும் மகிழ்ச்சி அடையலை எங்கள் அமராவதி எடுத்த குடும்பம் அத்தனையுமே மகிழ்ச்சி அடையுதுன்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் சார் இன்னொரு விஷயம் வந்து ஆச்சரியமாக இருக்கும் அப்போ ஒரு புதுமுகம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இருக்குது நடுவில் அவருடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும்ல சார் ஒரு கிராஃப் ஏறி இறங்கி படங்கள் வெற்றியா தோல்வியா அப்படின்ட்டு நீங்கள் அதையும் அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே வச்சுருக்க அன்பு இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறது இல்லை ரசிகர்களை அவர் எப்படின்னா அவருடைய உண்மையான உணர்வு இருக்கிறதுனால நம்முடைய ரசிகர்கள் தாறுமாறாக தவறு செஞ்சுட்டு தப்பு பண்ணக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப கண்ணியத்தோடு இருந்ததன் விளைவு தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்பங்களை முதல் இடத்த கொடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை பிடிச்ச அப்புறம் எங்களை போல ஆட்களுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்ற போல சொல்லி தான் ரசிகர்கள் அதிகமாக வீணாக சினிமாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்க அப்படின்றத நினைத்து தான் அவர் கரெக்டாக அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் எது எது செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சது அதில் அவருக்கு எல்லா விஷயமே தெளிவோடு செய்கிற ஒரு இன்றை இன்றை இருக்கிற நடிகர்களில் அவர் ஒரு தெளிவான நடிகர் தெளிவான நடிகர் தீரமான நடிகர் புரியுதா அதனால சொல்கிறேன் சார் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெகட்டிவாலாம் சொன்னாங்க அவர் எதுக்கு சார் அப்படிலாம் இல்லை நெகட்டிவ் என்ன நெகட்டிவாக சொல்ல எப்படி நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அவர் ஒரு ஒரு வாழத்தனமாக இருக்கிறாரு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கார் அப்படின்னா அதெல்லாம் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்த பிறகு அது கரெக்டாக ஆகிடுச்சின்னு வச்சு அப்போ மெச்சூரிட்டி ஆகிட்டார் ஒரு படத்துலேயே மெச்சூரிட்டி ஆகிட்டு அவர் அதுக்கப்புறம் வளைஞ்ச அழைப்பு எவ்வளோ எவ்வளோ கம்பெனி ஏறி ஏறி அவ்வளோ எவ்வளோ யார் யாரை என்னென்ன அவமானப்படுத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட அவர் எதுவும் இப்போ இன்னைய இன்னைய அளவில் கூட அவர் அந்த யாருக்கும் தீங்கு செய்யாதாலே அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவ்வளோதான் புரியுது சார் சார் இன்னொன்று அவரை பற்றி அவர் கூட ஒர்க் பண்ண வந்து டெக்னீஷியன் எல்லாரும் சொல்றது அப்படின்னா ரொம்ப ஜென்டில் மேனுங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்துருக்கீங்களா நான் அதாவது அவர் அவர் குறிப்பாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு எங்க எங்க பிளட் இருக்குதுல்ல அவருக்கு ஆகவே புது ஆட்களுக்கு வேலை கொடுப்பாரு வேலை கொடுத்தா ஒரு படத்தோடு அனுப்புகிற ஆளும் கிடையாது அவர் ரெண்டு மூணு படம் முடிச்சுட்டு தான் அவங்கள உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வேலை பண்ணுவார் அதெல்லாம் இப்போ சினிமாவில் இப்போ நான் பொதுவாக சொல்ல போனால் சினிமாவில் என்னை விட அவருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு இல்லை அதனால் எல்லாரையும் பார்க்குறாரு பல அயோக்கியனை பார்க்குறாரு நல்லவனை பார்க்குறாரு எல்லாரையும் பார்க்குறதெல்லாம் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு ஆகவே பெரிய பெரிய விஷயம் அவருக்கு எண்ணத்தில் வரும் இப்போ பார்க்குறவங்கன்னா பெரிய ஆட்கள் தானே சார் அவங்க பார்க்க மாட்டாங்க அதனால் அவர் நிலைமையே வேற இன்னும் கொஞ்ச நாளில் அவர் ஹாலிவுட் நடிகர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க புரியுதா ஹாலிவுட் மெட்டீரியல் அப்படின்னு ஹாலிவுட்கான மெட்டீரியல் ஆமாம் மெட்டீரியல் அவருக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு நான் ஓகே சார் அவருடைய இந்த மற்ற திறமைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்ப்போம் மற்ற திறமை என்னென்னா அவருக்கு எப்பவுமே இந்த பைக் ரேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போவே பைக்கில் சுற்றுனாரு நான் கண்டிச்சிருக்கிறேன் அதெல்லாம் கண்டிக்க சொல்ல அதெல்லாம் கரெக்டாக நான் பண்ணிடுறேன் தான் சொல்லிட்டு போகலை அதனால் அவர் பைக் ரேஸ் இந்த விளையாட்டு துறை இது ட்ராவலிங்ஸு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவார்ன்றது தெரியும் ஆகவே ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு நடிகர் ஆகிறது பெரிய கஷ்டம் நல்ல நடிகன் நல்லவனாக இருக்கிறது பெரிய கஷ்டம் இது ரெண்டு தகுதி அவருக்கு இருக்குது அதே மாதிரி இவ்வளோ வருஷமும் அந்த டாப்பில் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார் சினிமாவில் ஏன்னா நிறையா போட்டிகள் இருக்கும் எதிரிகள் இருப்பாங்க எல்லாத்தையும் சமாளித்து அந்த ஒரு நடிகனாக டாப்பில் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் சார் இல்லை அதான் அதான் அவருடைய பொறுமையும் இல்லைன்னா மூணு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி படுத்து மறுபடியும் எழுந்து வராருன்னா அதுவே பெரிய விஷயம் இல்லையா சார் அப்புறம் அதில் வேற அந்த நீச்சல்லே அவர் இது முப்பது வருஷமாக அவர் இன்னும் ஒரு சைட் ஆர்டிஸ்டாக நடிச்சது கிடையாது ஒரு சாதாரண நடிகராக நடித்த எல்லாத்துலேயும் அவர் தகுதியோடு அவருடைய தகுதியை தகுதியோடு தான் படம் பண்ணுறாரே தவிர முப்பது வருஷமாக அவர் உண்மையிலேயே ஒரு தலை நடிகனாக தான் இருக்கானே தவிர ஒரு சாதாரண ஆளாக இல்லை புரியுதா சரி சான்ஸ் கிடைக்கல நான் இதில் நடிக்கிறேன் இது ஒன்றா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன ஆளே கிடையாது அவர் அவருடைய த தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை அதிகம் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கிற தன்மை அதிகம் சார் அவருடைய செயல்கள் சில விஷயம் எங்களுக்கு வந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எந்த நடிகனாக இருந்தாலும் இந்த ரசிகர் பட்டாளம் இன்னும் பெருசாகணும் இன்னும் பெருசாகணும்னு யோசிப்பாங்க ரசிகர் மன்றம் வேணான்ட்டாரு தலை அப்படின்னு ஒரு செல்லமாக கூப்பிட்டு இருந்தாங்க அந்த பட்டமும் வேணான்ட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது என்ன ஒரு நடிகனுக்கு தானே ஒரு பெரிய விஷயமே எப்படி இதெல்லாம் உடைச்சிட்டு வராரு இல்லை இதெல்லாம் மீறி இதெல்லாம் உடைச்சிட்டு அவர் நிற்கிறாருன்ற எண்ணம் உங்களுக்கு வருது இல்லை அதுதான் தலை புரியுதா அதாவது இதெல்லாம் மீறி இதெல்லாம் உடைச்சாலும் கூட ஜனங்க அவர் மேலே இருக்கிற ஆதரவும் அன்பும் குறையுதா குறையிலையே எப்பவுமே அவர் அவராக தானே இருக்கார் அப்போது நான் ரசிகர் மன்றருக்கு சொல்ல கூட ரசிகர்களை அப்படியே அரவணைச்சு இது பண்ணாருன்னா எதுவுமே கிடையாது அவரை பொறுத்தவரையிலையும் அவர் அவராக தான் எப்பவுமே இருக்கார் ரசிகர்கள் சில நேரத்தில் தப்பு பண்ணுறாங்க மன்றமன் வச்சு ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு கரெக்டாக நம்மளை எங்கே அரசியல் கொண்டு விடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் கூட அவர் மா அதை கலைச்சிருக்கலாம் அதெல்லாம் சிந்தனை பண்ணி தான் சார் அவர் எல்லாமே பண்ணுவார் ஓகே சார் அமராவதி சார்ந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கா அதான் அமராவதி நாங்கள் முப்பது வருஷம் கொடுத்து நாங்கள் இவருக்கு பண்ணணும் பெரிய அளவில் பண்ணணும்னு நினைத்தோம் அது என்னுடைய என்னுடைய துரதிருஷ்டமாக நான் தெரில அவங்க அப்பா ஒன்று இறந்தது அதனால் கொஞ்சம் விஷயத்தை அடைக்கணும் ஏன்னா டிஜிட்டல் பண்ணிவிட்டு அவர் ஒன்றாந்தேதி எப்படியும் ரிலீஸ் பண்ணுறோம் எண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த அந்த இதில் இப்போ வேகமாக நான் இருக்கிறேன் எவ்வளோ தியேட்டர் கிடைச்சாலும் போட்டணுன்ட்டு ஏன்னா எங்கள் துரதிருஷ்டம் நல்ல படம் ஒன்று வருது இருபத்தி எட்டு பொன்னியின் செல்வன் அதுக்கு தியேட்டருங்க அதிகமாக எடுக்கிறாங்க நாங்களும் அது காம்படிட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் எப்படியாவது பண்ணணும்ன்ட்டு இருக்கிறோம் எப்படியும் ஒரு எங்கள் மனநிறைவோடு ஒரு நிறைய தியேட்டர் எடுத்து பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது ஓகே சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் என்றைக்குமே அஜித் அஜித்தாக தான் இருக்கணும்னு நான் என் வாழ்த்துக்கள் ஏன்னா அஜித்தை போல் ஒருத்தர் இருக்கணுன்றது தான் எல்லாரும் சொல்லுவோம் தவிர இவரை போல் அஜித் இருந்தாலும் சொல்லக்கூடாது அதுக்கு அவன் நம்பிக்கையான ஓகே நேரத்திற்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஹாய் வெல்கம் ஹோம் வாங்க வாங்க ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் இந்த வீட்டில் எனக்கு ஃபேவரட் ஸ்பாட்டே வந்து இந்த கோட் யார்ட் தான் பிகாஸ் த ஹை சீலிங் அது வந்து மழை வரும்போது அந்த கிளாஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு அப்படியே எங்கள் சேர் போட்டு உட்காந்து மேலேயே பார்த்துட்ருக்கலாம் இது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது என்னோட அவார்ட்ஸ் எல்லாமே இது வந்து பிக் பாஸில் எனக்கு கொடுத்தது you all know all these things இந்த அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் ஹைலைட்டடான சீன்ஸ் வந்துட்டு பிக்சர் எடுத்து போட்டிருந்தாங்க இது பிக் பாஸோட அவார்ட் பெஸ்ட் ட்ரெஸ்ட் வீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஒயிட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டு பெயிண்டிங் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஒயிட்டில் இருக்கும் it's a contemporary design complete the whole ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா